ஐயோ பிளாடி பாகா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவம் <laughs> என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே அவருங்கடி பீத்து சிரிக்கல எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் சோனமுத்தா டேய் டேய் டேய் சோனமுத்தா போச்சா பிரச்சனை திட்டு வேணுங்க அவையா எதுக்கு பேசப்படாது I am speaking, not gas speaking. Sit down. That's lad? Too much! Three much! I Give respect, take respect, okay? Oh God! ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு torture benda raskan. Hmm? Kanji manji, adanggo. Hmm? भाई अरे अयो Nonsense goes to the mouth! ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா என்னையும் அடக்கிட்டே வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல பண்றான் பாரு ரொம்ப வாசிக்காத mouth ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறணும் குட் மார்னிங் ஆபிசர்